ஆறில் ரவுடி கொலை வழக்கில் என் கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டவரின் மனைவியை கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் குப்பங்குளத்தைச் சேர்ந்தவர் முருகன் மகன் கிருஷ்ணன் இவருடைய மனைவி காந்திமதி கிருஷ்ணன் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரவு தனது கூட்டாளிகள் ஒன்பது பேருடன் சேர்ந்து சுப்புராயல் நகர் பூந்தோட்ட சாலையைச் சேர்ந்த கனகராஜ் மகன் பிரபல ரவுடியான வீராவின் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார் இதுபற்றி அறிந்த புதுப்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் தீபன் தலைமையிலான போலீசார் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஐந்து பேரை மடக்கி பிடித்தனர் பின்னர் அவர்களை திருப்பாதிரிப்புலியூர் போலீசில் ஒப்படைத்துவிட்டு கிருஷ்ணனை மட்டும் மற்ற கொலையாளிகள் இருக்கும் இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து சென்றனர் அப்போது கிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டர் தீபனின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்ப முயன்றபோது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இச்சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணனின் கூட்டாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கிருஷ்ணனின் மனைவி காந்திமதி நேற்று இரவு எட்டு மணி அளவில் குப்பங்குளத்தில் உள்ள கடைக்கு விட்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் காந்திமதியை வழிமறித்து அறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து திருப்பாதிரி புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேரா கொலை வழக்கு தொடர்பாக அவரது கூட்டாளிகள் யாரேனும் காந்திமதியை வெட்டிக் கொன்றார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து குப்பங்குளம் பகுதியில் பதற்றம் நிலவுவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர்